ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு அவுட்டிங் வீடியோ தான் சாங்கி பீச்சுக்கு வந்து போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து இன்றைக்கி வந்து சைனீஸ் நியூ இயர்னால வந்து எல்லாருக்குமே ஹாலிடே பார்த்திங்கன்னா மழை வர மாதிரி இருக்குது எல்லாம் கிளம்பியாச்சு தவன் ஹாய் சொல்லுங்கள் ஸோ சாங்கி பீச் போயிட்டு அங்கே போயிட்டு வந்து நம்ம ஃபெரி எடுத்து புலாவ் பீன் அந்த ஐலாண்டுக்கு வந்து போகணும் எப்படி இருக்கும்னு தெரியல கூட்டம் இன்றைக்கி அங்கே டிக்கெட் கிடச்சா வந்து போகலாம் இல்லைனா வந்து சாங்கி பீச்லேயே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் உங்களுக்கு வந்து நான் காட்டுறாங்க என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பஸ் எடுத்துட்டோம் பஸ்ஸில் தான் வந்து போக போகிறோம் ஈஷோன்லேருந்து வந்து டெம்பனிஸ் ஃபஸ்ட்டு போனோம் பார்த்தீங்கன்னா மழை வந்து நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ தான் ஸோ டெம்பனிஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா சாங்கி வில்லேஜ்க்கு வந்து இன்னொரு பஸ் எடுக்கணும் இப்ப பாருங்க இருட்டா இப்போ இருட்டாக இருந்துச்சு கொஞ்ச நேரத்திலேயே வந்து வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு சிங்கப்பூரில் கிளைமேட் பார்த்தீங்கன்னா எப்பயுமே இப்படி தான் இருக்கும் கொஞ்ச நேரம் மழை வரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து வெயில் அடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ வந்து நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது கிளைமேட் இங்கே டெம்பனீஸ்க்கு வந்தாச்சு நம்ம டெம்பனீஸ் இன்டர்சேஞ்சுக்கு வந்துட்டு அங்கேருந்து நம்ம வந்து வேறு பஸ் எடுக்கணும் ஸோ சாங்கி வில்லேஜ்க்கு வந்து இங்கேருந்து பஸ் எடுத்து போகணும் டேம்பனிஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து மேரேஜ் ஆகிட்டு டூ தௌசண்ட் சிக்ஸ் அப்போ இங்கே வரும்போது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் டேம்பனிஸில் தான் வந்து இருந்தோம் அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க மால் அப்புறம் வந்து இந்த பஸ் ஸ்டாப்பு அப்புறம் வந்து எம்ஆர்டி இது மாதிரி பக்கத்தில் இருக்க பார்க்கு இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போது எல்லாமே வந்து ரொம்ப பழக்கப்பட்ட இடம் அப்போது அதனால் எப்பயுமே வந்து டேம்பனிஸ்க்கு வரும்போது அந்த பழைய மெமரிஸ்லாம் வந்து வரும் வந்துருச்சு நாங்கள் Okay, bye. Bye. இல்ல இல்ல இருக்கட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணவே வேண்டாம் அப்படியே அப்படியே விடமா அதே ஆமா சரி சரி ஐ ஐ கேன் வந்துட்டோடா இறங்க போறோம் இங்கே பார்த்தீங்கன்னா சாங்கியில் தான் வந்து பக்கத்துலேயே வந்து சாங்கி ஏர்போர்ட் இருக்குது அதனால் வந்து ஃப்ளைட்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கீழே போகும் இங்கே வந்து ராமர் கோவில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ராமர் கோவிலும் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே பஸ் இறங்கி நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம் காலையில் வந்து யாருமே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல அதனால் ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து நம்ம பீச்சுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம் காலையில் டைம் பார்த்தீங்கன்னா நைன் ஓ கிளாக் கிட்டே இருக்கும் இப்போ தான் வந்து ஒரு ஒரு ஷாப்பாக வந்து ஓப்பன் பண்ணுறாங்க நிறைய வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க அந்த டைமில் ಮಾಸ್ಕ್ ಕಲ್ತಿರ್ತವೆ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாப்பிட வந்திருக்கோம் அஹ் செம்ம கூட்டம் காலையிலேயே ஆர்டர் பண்ணீங்களா வந்து பரோட்டா தோசை எல்லாம் ஆர்டர் பண்ணி நாங்கள் வந்து சாப்பிட்டுருக்கோம் சாப்பிட்டு நம்ம வந்து பீச் கிளம்பிடலாம் Thank you. கூட்டம் பயங்கரமா இன்னும் கூட்டம் பயங்கரமா ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சைனீஸ் நியூ இயர்னால எல்லாருக்குமே வந்து ஆரஞ்சு வந்து இந்த பேக்கில் வந்து போட்டு கொடுத்தாங்க இந்த ஷாப்பில் வந்து சாப்பிட்றவங்க எல்லாருக்குமே ரோக்லி தான் பரோட்டா நல்லா பரோட்டா ஆரோக்கி நல்லா இருக்குல்ல பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்ச பார்த்தீங்கன்னா மதியானம் லஞ்சுக்கும் வந்து நாங்கள் வந்து பார்சல் வந்து வாங்கிக்கிட்டோம் பிரியாணி பார்சல் வந்து வாங்கிக்கிட்டோம் ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஐலாண்ட் போகிறதுனால அங்கே வந்து ஷாப்லாம் இருக்குமா என்னன்னு தெரியல அதனால் இங்கேயே வந்து வாங்கி எல்லாமே வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம் நாங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுட் கோர்ட் இருக்குது அப்புறம் வந்து நிறைய ஷாப் இருக்குது எல்லாமே வாங்கிக்கலாம் ஸ்நாக்ஸு ஜூஸு அப்புறம் நம்ம கிட்ஸ்க்கு வந்து பீச் டாய்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம் இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஷாப் ஃபுட் கோட்டம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்காங்க அப்புறம் இந்த இடத்துல நிறைய இருக்கு கிளாஸ் பாட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து வாங்கியாச்சு அடுத்தது வந்து நம்ம வந்து போட்டுக்கு தான் வந்து போக போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபெரி கிடையாது போட் தான் வந்து இருக்குது போட்டில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டின் மெம்பர்ஸ் கிட்ட வந்து இதில் போகலாம் ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போட்டில் போகிறது அப்புறம் வந்து புலாவின் ஐலாண்ட் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன் ஸோ இதோட வந்து நான் இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன் உங்களை வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன் அது வரைக்கும் நன்றி பாய்